எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என் கூட இங்கே இருக்கிறது நவீனோட அம்மா நவீன் பார்த்தீங்கன்னா அவருடைய ஐடியாவை வந்து இன்டெல் இந்தியா ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா அவங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்க வந்திருக்காங்க ஸோ ஹாய் மேம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் பையனோட சக்ஸஸ் நினச்சி சக்ஸஸ் நினச்சி என்னன்னா அவங்க ப்ராஜெக்ட் பண்ணது இந்த அளவுக்கு பெருமையாக வந்திருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க அவர் எந்த விஷயமும் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுவாப்ல இன்னொன்று பார்த்தாக்கா எது ஒன்று செஞ்சாலும் ரொம்ப நல்லா வந்திருக்கு டீச்சர் சொல்லக்கூடிய ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே மேம் ஸோ உங்கள் பையனுக்கு வந்து ரொபாட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்தது உங்களாலையா இல்லை ஸ்கூலில் வந்து அவராக வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து வளர்த்துக்கிட்டாரா என்னாலன்னு சொல்ல முடியாது எல்லாம் அவங்க டீச்சர்ஸு ரோபோ டீச்சர்ஸு எல்லாம் சொன்னதை வச்சு அவருடைய ஐடியாவால் தான் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது உங்கள் பையனோட எஜுகேஷன் இது உங்கள் ஃபேமிலி எல்லாத்தையும் நீங்கள் வந்து எப்படி கோப் பண்ணுறீங்க கோப் பண்ணுறது என்னன்னா நானும் வந்து அவ்வளோவா படிக்கலை எனக்கு எந்த அளவுக்கு பேச தெரியுன்றது அவ்வளோ இல்லை நம்ம படிக்கலை நீங்கள் நல்லா படிக்கணும் எஜுகேஷனில் நல்லா வந்தால் தான் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்க முடியும் லைஃப் ஸ்டைல் நல்லா அனுபவிக்க முடியும் நம்ம வந்து அவ்வளோவா படிக்கலான்றதுனால தான் மறுபடியும் மறுபடியும் நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் அவங்க அவங்க நைனா தான் வரும் அவர் என்னன்னா நல்லா படிங்கப்பா படித்தாதான் இப்போ இருக்கிற இதில் நல்லா முன்னுக்கு வர முடியும் அப்படின்றது அவங்க நைனா எப் எப்போ எடுத்துக்கிட்டாலும் படிப்பில் வந்து அவங்க நைனா தான் ஜாஸ்தி சொல்கிறது நான் படிங்க அவன் அவன் வந்து எந்த ஒரு விஷயமும் படித்தா கூட நல்லா படிப்பான் அந்த கான்ஃபிடென்ட்டு எனக்கு நல்லாவே இருக்குது ஸோ எஜுகேஷன் தவிர வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும் ஒரு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி இதில் வந்து உங்கள் பையனுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க நல்லா படிப்பில் வந்து கான்ஃபிடெண்ட்டாக நல்லா படி எந்த ஒரு தப்பும் பண்ணாத படிப்பில் வந்து நல்லா கவனமாக இரு டீச்சர் சொல்கிறத நல்லா கவனமாக படி ஏன்னா நம்ம வந்து அவ்வளோவா படிக்கலான்றத வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது ஒரே விஷயம் அது ஒன்று தான் நீ நல்லா படிப்பா படித்தாதான் இப்போ வந்து நைனாவே படிக்கலை இப்போ வந்து கஷ்டப்படுறோம் அம்மா படிக்கலை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் வந்து அதே நிலமை உங்களுக்கு வந்துடக்கூடாது ஏதோ நாங்கள் நல்லா படிக்க வைக்கிறோம் நல்லா ஸ்கூலில் சேர்க்குறோம் எங்களால் முடிஞ்சது அவ்வளோதான் நீ நல்லா படி படிக்கிற ஏஜில் வந்து படிச்சுக்கிட்டா மட்டும்தான் படிக்க முடியும் இன்னும் ஒரு பத்து வருஷம் விட்டு நீ ஃபீல் பண்ணனா ஒன்றுமே பண்ண முடியாது அவனுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டை ஓவர் கான்ஃபிடென்ட் அவ்வளோதான் அதையே இன்னும் கொஞ்சம் நின்று நிதானமாக இன்னும் நல்லா பண்ணானா அவன் இன்னும் நல்லா வருவான்றது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இப்போ இதில் ஒரு சின்ன விஷயம் இதில் எவ்வளோ பெருமையாக வந்த இல்லையா அதையே இன்னும் நீ நல்லா பண்ணக்குள்ள இன்னும் உனக்கு நல்ல பேர் அப்படின்றது எனக்கு ஒரு பெருமையாக அவ்வளோ ஸோ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட ஆசையை சில நேரம் வந்து அவங்க பசங்க மேலே துணிச்சிருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னால் அது பண்ண முடியல எனக்கு பதிலாக நீயாவது அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து துணிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க அது ரொம்ப தவறு ஏன்னா பசங்களுக்கு என்ன எந்த இதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்றத வச்சு போனாக்கா அவங்க இன்னும் நல்லா வருவாங்கன்றது என்ன என்னோட இது ஏன்னா எங்கள் நவீன எடுத்துக்கிட்டா அவனுக்கு ஜாஸ்தி கம்ப்யூட்ரு சயின்ஸு இது மேலே தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இப்போ நானே வேற வேற கோர்ஸ் எடுத்து படிப்பான்னு சொன்னால் கூட இல்லைம்மா எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சரி ரைட்டு அதுலேயே நீ நல்லா உனக்கு எது பிடிக்குதா நான் வந்து இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணுன்றது என்னோட ஆசை இல்லை உனக்கு எதில் திறமையாக வர முடியும் அது அதில் முன்னேற்காட்டு அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது பசங்க ஆசை தான் நம்ம ஆசை நினைச்சுக்கணும் அவ்வளவுதான் நம்ம ஆசை பசங்களுக்கு நிறைவேற்றணும்னு நினைக்கணும் இல்ல பசங்க பசங்க ஆசை தான் நம்ம ஆசை நினைச்சுக்கணும் ஸோ இப்போ வந்து ஃபியூச்சரில் வந்து நவீன் வந்து இப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கனவுகள் இருக்கும் இல்லையா ஸோ இது வந்து உங்கள் ஆசையை துணிக்கிறதா இல்லாமல் உங்கள் பையன் வந்து உங்களோட அவனுடைய இன்ட்ரெஸ்ட்லேயே முன்னேறி போய் ஒரு இடத்துல இருப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு கனவு வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி வந்து அதை வந்து கனவுன்னு பார்க்க போனால் நம்ம வந்து படித்து ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போக முடியல அவன் படித்து நல்ல ஒரு வேலைக்கு போவான்ற ஒரு கான்ஃபிடென்ட்டு எனக்கு மனசுக்குள்ளே ந நிறையவே இருக்குது ஏன்னா படிப்புலேயே ஆகட்டும் ஒரு ப்ராஜெக்டில் ஆகட்டும் நாளைக்கு நம்ம பையன் இந்த நிலைமைக்கு வருமானது நம்பிக்கை இருக்குது அவன் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸே எடுக்கிறான்னு எடுத்துக்கலாம் அவன் எடுத்தாக்கா அந்த இதுல நல்ல ஒரு டேலண்டா வருவான்றது ஒரு நம்பிக்கை பெருசாவே நம்பிக்கை இருக்கு உங்க நம்பிக்கை உங்க பையன் மேல இருக்கிற உங்களுடைய நம்பிக்கை தான் வந்து அவருடைய வந்து இன்னும் தூண்டி வரும்ன்றது நீங்க வந்து ஷியோரா இருக்கீங்க அதுல அதுல ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கீங்க Not anymore.